வணக்கம் எனது பெயர் M D M Seela Priyadharshini Tamil தாயி உன் பாதங்களை தொட்டு முத்தமிட்டு வணங்கி இந்திய இளைஞர்களின் சிந்தனை இலட்சியங்களை நோக்கியே என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை வைக்கின்றேன் இளமை இடம் லட்சியம் இருக்க வேண்டிய இடம் ஏதோ இருந்தோம் என்று மட்டுமல்லாமல் இப்படித்தான் என்று இலக்கை உறுதியுடன் இறுதி வரை இறுகப் பற்றி கொண்டு வாழ்ந்திட இங்கிதம் பெற்றிட வேண்டிய பருவம் இது இளமை என்பது வயதினை பொறுத்து மட்டும் வடிவம் பெறுவது இல்லை தன்னம்பிக்கையை பொறுத்தும் லட்சியங்களை பொறுத்தும் கூட வடிவம் பெறுவது உண்டு என்பார் ஜேம்ஸ் டெக்ஸில் லட்சிய இளைஞனே உனது தகுதியை நீயே உறக்கச் சொல் என்கிறார் ஜூலியஸ் சீசர் இளைஞனே உன் வேர்களுக்கு பூமியும் உன் கிளைகளுக்கு வானமும் எல்லை இல்லை என்கிறார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் வரலாற்றிலும் நிகழ்காலத்திலும் லட்சிய சிந்தனை கொண்டு இளம் வயதில் சாதித்த இளைஞர்கள் ஆயிரம் ஆயிரம் உலகில் நடந்த சுதந்திர போராட்டங்களிலும் புரட்சிகளிலும் முன்னின்றவர்கள் இளைஞர்களே தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டை மீட்க உலகையே அதிர வைத்த மாபெரும் போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட கலாச்சார பாதுகாவலர்கள் இளைஞர்கள் வயிற்று பசியையும் அறிவு பசியையும் நீக்குவதற்கு செய்தித்தாள் விட்ட திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாகவும் ஜனாதிபதியாகவும் மாற்றியது இளமையில் அவர் கொண்ட லட்சியம் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் வறுமையில் வாழ்ந்த அம்பேத்கரை இந்த உயரத்திற்கு உயர்த்தியது இளமையில் அவர் கொண்ட லட்சியம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா பிரியதர்சினியை ஆயிரம் ஆண்டுகளில் உலகின் தலை சிறந்த பெண்மணியாக பிபிசியினால் உயர்த்தி காட்டியது இளமையில் அவர் கொண்ட தேசம் காக்க வேண்டும் என்கின்ற லட்சிய சிந்தனை அச்சமில்லை அச்சமில்லை என்று அந்நியனுக்கு எதிராக வெகுந்தெழுந்த பொழுது பாரதி ஒரு இளைஞர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற போது புத்தருக்கு வயது முப்பத்தி ஐந்து அன்பை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு புறப்பட்ட பொழுது இறைமகன் இயேசுவின் வயது முப்பது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அகிம்சையனும் ஆயுதத்தை கொண்டு ஒழிப்பதற்கு புறப்பட்ட பொழுது மகாத்மா காந்தியடிகளின் வயது இருபத்தி நான்கு இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காட்டினரின் லட்சிய வயது பதினாறு முதல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சிப்பாய் கழகத்தில் பங்கு பெற்ற பொழுது ஜான்சி ராணிக்கு வயது இருபத்தி ஒன்பது இளைஞர்களின் மனதில் சுதந்திர வேட்கையை விதைத்த போது பகத்சிங்கின் வயது இருபத்தி நான்கு பிரெஞ்சு நாட்டிற்கு வெற்றியை தேடி தந்த பொழுது ஜோனா பார்க்கின் வயது பதினெட்டு உலகையே புரட்டி போட அலெக்சாண்டர் புறப்பட்ட போது வயது பதினாறு கணித சூத்திரங்களை வகுத்து தந்த போது நியூட்டனுக்கு வயது இருபத்தி ஐந்து அறிவியல் வரையறைகளை வழங்கிய ஐன்ஸ்டனுக்கு வயது இருபத்தி ஐந்து நூறு இளைஞர்களை என்னிடத்தில் தாருங்கள் நான் இந்தியாவை வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் செய்வேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உரையாற்றிய பொழுது வயது முப்பது கூகுள் நிறுவனத்தில் தனது பணியை ஆரம்பித்த பொழுது சுந்தர் பிச்சைக்கு வயது முப்பத்தி இரண்டு விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா நாசாவில் இணைந்த பொழுது வயது முப்பத்தி இரண்டு ஒலிம்பிக்கில் வாகை சூடி இந்தியாவை உலக அளவில் தலை நிமிரச் செய்த லியாண்டர் பயஸ் கர்ணம் மல்லேஸ்வரி பி வி சிந்து இவர் கோலியும் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றெடுத்த போது இளைஞர்கள் வயிற்று பசி ஒருபுறம் காலில் போடுவதற்கு விளையாடுவதற்காக போடுவதற்கு காலணி வாங்குவதற்கு கூட பணமில்லை இருந்தும் இந்தியாவின் பெருமையை தலை நிமிரச் செய்த கோமதி மாரிமுத்து இளைய சமுதாயத்தின் உறுப்பினர் இன்றைய இளைஞர்கள் இந்திய தேசத்தின் கண்கள் வர போல் இளைஞர்களின் லட்சிய சிந்தனை உயர்கின்ற பொழுதுதான் இந்தியா தரை நிமிரும் அப்படி இந்தியர்களின் இந்திய இளைஞர்களின் லட்சிய சிந்தனை உயர்வதால் தான் இந்தியா அனைத்து துறைகளிலும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi World Foundation for this unique venture. Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்